सच्चिदानंद रूपाय विष्णोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयम नमः वागीशाय यस्य वदने लक्ष्मी रस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि बाहुभ्यो अवर्तत क्षत्रं क्षत्रियस्तद् अनुव्रतः योजातस्त्रायते वर्णान् पौरुषः विशो विशोऽवर्तन्त तस्योर्वोः लोकवृत्तिकरीर्विभोः वैश्यस्तदुद्भवो वार्तां नृणां यः समवर्तयत् पद्भ्यां भगवतो जज्ञे शुश्रूषा धर्मसिद्धये तस्यां जातः पुरा शूद्रो यद्वृत्त्या तुष्यते हरिः ஏதே வர்ணா ஸ்வதர்மேண யஜந்தி ஸ்வகுரும் ஹரிம் ஸ்ரத்தையா ஆத்மவிசுத்தியர்த்தம் யஜ்ஜாத்தாக சக விற்த்திபிகி மைத்ரேயர் விதுரருக்கு பகவானுடைய ஒரு சிருஷ்டி எப்படிங்கிறத வர்ணிச்சுட்டு வரும் பொழுது முதல்ல அந்த பரம்பொருள்ல இருந்து மாயையினுடைய சம்பந்தத்தினால மாயையில வந்து காலத்தினால வரக்கூடிய ஒரு க்ஷோபம் அந்த கலக்கத்தினால எப்படி சிருஷ்டி ஏற்பட்டது மகத்து அகங்காரம் பஞ்ச தன்மாத்திரைகள் பஞ்ச பிராணன் முதலியவைகள் எப்படி சிருஷ்டி ஆச்சுங்கிறத ஆரம்பிக்கிறச்சு அதுல வந்து ஒவ்வொரு பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச ஞானேந்திரியம் அதுக்கப்புறம் அந்த கரணம் இவை நாலு இவைகளுக்கு வந்து அதிஷ்டானம் தெய்வம் கர்ம இது எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தார் அதிஷ்டானம் தெய்வம் இந்திரியம் கர்ம அதனால செய்யக்கூடிய செயல் இது என்னென்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவ்வுலகத்துல இருக்கக்கூடிய மனுஷாள்ல ராஜசிக குணமாக இருக்கக்கூடியவர்கள் மனுஷியர்கள் சாத்விக குணத்தோட இருக்கக்கூடியவர்கள் தேவர்களும் தாமச குணத்தோட இருக்கக்கூடியவர்கள் ஆகாசத்துல இருக்கக்கூடிய பார்ஷத கணங்கள் அதாவது டிவோட்டிஸ் தேவத பாகவதாளாகவோ அதாவது ருத்ர பார்ஷத கணங்கள் அப்படின்னு சொல்லி பூத கணங்களை வந்து சொல்றார் இதுல வந்து மனுஷியர்கள்ல முக்கியமா நாலு வர்ணங்கள்னு பிரிச்சு அதுல முகத்திலிருந்து வந்தவர் பிராமணன் கையிலிருந்து கத்திரியன் வந்தான் தொடையிலிருந்து வைஷ்யன் அதுக்கப்புறம் காலில இருந்து சூத்ரன் இப்படி நாலு வர்ணங்களினுடைய உற்பத்தியும் சொல்லி முடிச்சு மைத்ரேயர் முடிக்க போறார் அவருடைய ஸ்பீச்சுங்க அதாவது முடிக்க போறாருன்னா முழுக்க இல்ல ஒரு ஒரு பாஸ் மாதிரி ஒண்ணு வரும் ஏன்னா நடுவுல வந்து யார்கிட்ட சொல்றோமோ அவ என்ன கேள்வி கேட்கிறாளோ அதுக்கேத்த மாதிரி வந்து ட்ரெண்ட் மாறும் இல்லையோ அந்த மாதிரி அவர் வந்து வெயிட் பண்ணுவார் ஒரு பத்து ஸ்லோகம் அடுத்தது விதுரர் கேள்வி கேட்பார் அடுத்த அத்தியாயத்துல அதுக்கப்புறம் மேல வந்து மைத்ரேயர் ஹி வில் ப்ரொசீடு ஏதத் க்ஷத்தா பகவதா தெய்வ கர்ம ஆத்மரூபிணா கஹ ஸ்ரத்தத்யாத் உபாகர்த்தும் யோகமாயா பலோதயம் யாருக்கு வந்து யாருக்குதான் இது வந்து வர்ணிக்கிறதுக்கு முடியும் அப்படிங்கிறார் பகவானுடைய ஹே கஷத்தகா கஷத்தாங்கிறது விதுரர் சோ ஹே கஷத்தகா விதுரரே ஏதது தெய்வ கர்ம ஆத்மரூபிணா பகவதா தெய்வ அதாவது திவ்யம் அதுக்கப்புறம் கர்ம செயல் ஆத்மரூபிணா இங்க சொல்றாரு சோ தேவங்கிறதுக்கு வந்து கால கர்ம அதுக்கப்புறம் ஆத்மாங்கிறச்சு ஸ்வபாவம் இவைகளினுடைய இந்த சக்தியை கொண்டவரான பகவான் சோ காலம் கர்ம ஸ்வபாவம் இந்த மூன்று சக்தியும் அவர்கிட்ட இருக்கு சோ மாயை மாயையினால ஏற்படக்கூடிய கர்மாக்கள் அதுக்கு உண்டான கேட்டலிஸ்ட் காலம் இத மூணுத்தையும் தான் இங்க வந்து தேவ கர்ம தெய்வ கர்ம தெய்வ தேவ ரெண்டும் இங்க வந்து மியூட் ஒரே மாதிரி சொல்றாரு இங்க தெய்வான் இருந்தா கூட இங்க வந்து ஸ்ரீதர சுவாமி தேவான்னு எடுக்கிறார் சோ தேவ கர்ம ஆத்மரூபிணாக அதனாலதான் தெய்வங்கிறத வந்து பெட்டர் தேவங்கிறதுக்கு பதிலா ஏன்னா காலன்னு அவர் டிரான்ஸ்லேட் பண்றதுனால நம்ம இங்க கரெக்ஷன் பண்ணின்றது பெட்டர் தேவங்கிறது தேவதா ஸ்வரூபம் தெய்வங்கிறது காலம் சோ தெய்வ கர்ம கால ஆத்ம ரூபினா காலம் கர்மா ஸ்வபாவம் இந்த ஒரு சக்தியை கொண்டவரான பகவதா பகவானுடைய ஏதத்து இந்த யோக மாயா பல உதயம் என்ன இந்த அவருடைய அந்த ஒரு எக்ஸ்பான்ஸ் இருக்கே யோகமாயினால அதனுடைய ஒரு பலத்தினால வரக்கூடிய உதயம் எக்ஸ்பான்ஸ் ஏன்னா சாதாரணமா வெறும் ஒரு என்டிட்டியா இருந்தவர் அதுல இருந்து இப்ப வந்து இத்தனை சிருஷ்டிய சொல்லியிருக்காரோ இல்லையோ அஞ்சு இந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் அஞ்சு ஞானேந்திரியங்கள் அஞ்சு நாலு அந்த கரணம் இதெல்லாம் வந்து என்னமோ நமக்குள்ள இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அது இல்ல தேவத்தை இந்திரியம் காரியம் அப்படின்னு எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ அத்தனை ஜீவராசிகளுக்கும் அது வந்து பிரதிபலிச்சது விராட் புருஷனாக இருந்த பொழுதிலும் அதே ஒரு பிரதிபிம்பமாக இங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு வருது ஒவ்வொரு இந்திரியமும் ஒவ்வொரு அந்த கரணமும் ஒவ்வொரு வேலையும் அவனுக்கும் பிரதிபலிக்கிறது அப்போ இது எல்லாமே பகவானுடைய அந்த யோகமாயா அதனுடைய பலம் ஸ்ட்ரென்த் யோகமாயையினுடைய ஒரு விஸ்தாரம் எப்பேற்பட்டது இத உபாகர்த்தும் உபாகர்த்தும் சாகல்யேன இந்த விராட் ஸ்வரூபத்தை முழுமையாக நிரூபணம் பண்றதுக்கு முழுமையாக வர்ணிப்பதற்கு கஹ கஹ ஸ்ரத்தத்யாத் கஹ இச்சேத யாருக்கு இதை பண்ணணும்னு ஆசை இருக்கும் அப்படிங்கிற இச்சா இருந்தா கூட அசக்தியா நிரூபணம் தூரதகாங்கிறார் இச்சா அப்படி ஒருவேளை வந்து அவனுக்கு சரி நான் வர்ணிக்கிறேன்னு ஆரம்பிச்சா கூட முழுமையாக உபாகர்த்தும்ங்கிறச்சு கம்ப்ளீட்லி ஸோ சாக்கல்யேன வர்ணயித்தும் அவனால முடியாது தூரத்தகா ரொம்ப விலகி இருக்கு இல்லையா ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு யோகமாயா அவனுடைய ஒரு விஸ்தாரம் அதை வர்ணிப்பதற்கு it is very difficult who can யாருக்குதான் ஆசைப்படுவான்னு கேட்கிறார் முயலுவான்ங்கிறதுக்காக ஸ்ரத்த தியாத்துங்கிறார் ஸ்ரத்தாங்கிற அர்த்தத்துல இருந்து வர மாதிரி இருக்கு இவர் வந்து இச்சாங்கிறார் அத ஏதத் க்ஷப்தா பகவதோ யோக மாயா சாரி ஏதத் க்ஷப்தா பகவதः दैवकर्म आत्मरूपिणः कश्रद्धध्यात् उपाकर्तुं योगमाया बलोदयम् अथापि कीर्थयामि अङ्ग यथामति यथा श्रुतं கீர்த்திம் ஹரேஹே சுவாம் சத்கர்த்தும் கிரம் அந்நிய அபிதா சதி இத்தனை நாள் வரையில் என்னுடைய நாக்கு கீஹை கீஹி வார்த்தைகள்ல வந்து அந்யா அபிதா மற்ற பெயர்களை நான் வந்து கூறுவதனால் பெயர்கள்ங்கிறச்சு சகலமும் இந்த உலகத்துல எடுத்துக்கணும் வெறுமனா வந்து மத்த தேவதைங்கிற அர்த்தத்துல இத வந்து எடுத்துக்கூடாது மத்த விஷயங்கள்னு எடுத்துக்கணும் ஹரி வியத்திரிக்த அர்த்தம் தான் சொல்றாரு ஸ்ரீதர சுவாமி ஹரி அந்ய அபிதாங்கரிச்சு ஹரி வதிரிக்த அர்த்த அபிதானம் அர்த்தன பதார்த்தம் ஹரிங்கிற வார்த்தையை தவிர ஹரிங்கிற அர்த்தத்தை தவிர பாக்கி என்னென்னலாம் விவகாரங்கள் உண்டோ நாம ரூபே வியாக்கரவாணின்னு இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் நாம ரூபம் அப்போ நாமங்கிறது அபிதா அந்நிய அபிதா மற்ற பெயர்கள் என்னென்னலாம் இவ்வுலகத்துல இருக்கோ அத்தனை பெயர்களினாலும் அசதீம் கிரம் அசதி மலினாம் ஸ்வீயாம் கிரம் சுவாம் கிரம் சோ மற்ற பெயர்களினால் அல்லது மற்ற வஸ்துக்களை பற்றி பேசுவதனால் அசதீம் மலினம் அப்படியே பாழுபடுத்தப்பட்ட என்னுடைய கிரம் என்னுடைய வார்த்தையை சத்கர்த்தும் அதுக்கு ஒரு நன்மை கொண்டு வரணும் இல்லையோ அதுக்கு ஒரு புண்ணியத்துவம் கொண்டு வரணும் இல்லையோ அதனால பவித்ரீ கர்த்தம் அதுக்கு வந்து ஒரு ஆனர் பண்றதுக்காக ஹரே ஹே கீர்த்திம் ஹரியனுடைய கீர்த்தியை ஹே அங்க விதுரரை அட்ரஸ் பண்றது இது ஹே அங்க ஹே விதுர ஹரியனுடைய கீர்த்தியை யதா ஸ்ருதம் யதா மதி கீர்த்தயாமி அதாபிங்கிறது இந்த முன்னாடியில இருந்து எடுத்துக்கணும் சோ அதாபினா ததாபி ஈவந்தோ யோகமாயினுடைய பலத்தை வர்ணிப்பதற்கு யாருமே கால் எடுத்து வைக்க மாட்டா அப்படி இருந்தா கூட ஹே அங்க விதுரரே மத்த சோ மத்த விஷயங்கள்ல வாழ்ந்து வாழ்ந்து இந்த நாக்கும் பேச்சும் வந்து ரொம்ப நாவை பாழ்படுத்தீம்பர் ஏதோ ஒரு கீர்த்தனையில நாவை பாழ்படுத்தி செய்து நரஸ்துதி செய்து செய்து என் நாவை பாழ் செய்தேன் பாழ் செய்தேன் அப்படின்னு வரும் கரெக்ட் நரஸ்துதி செய்து ஆமா அது மாதிரி அந்நிய அபிதா அசதீம் கீர்த் இது சுவாம் கிரம் என்னுடைய வார்த்தையை ஹரேஹே கீர்த்திம் சத்கர்த்தும் ஹரேஹே கீர்த்திம் கதையாமி கீர்த்தையாமி எப்படி யதாஸ்ருதம் குருமுகாது குரு பரம்பரையினால என்னத்தை கேட்டிருக்கேனோ அதை தான் நான் சொல்ல போறேன் யதாஸ்ருதம் குருமுகாது ததப்பின நான் சர்வாத்மனா குருட்டேர்ந்து கேட்கறதுங்கிறது எவ்வளவு இருந்தா கூட அதை வெளிப்ப சரி டிரான்ஸ்பர்மேஷன்ல என்ன ஆயிடுறதுன்னா நம்ம வந்து பலது படிப்போம் அதை நிறைய வந்து குருட்டேந்து கத்துக்கிறோம் குருட்டேந்து கத்துக்கிறச்சே அவர் சொல்றது ஹண்ட்ரட் பெர்சென்டா இருந்தா கூட நமக்கு உள்ள போறது ஐம்பது பெர்சென்டா இருக்கும் அந்த போன ஐம்பது பெர்சென்ட்லயும் நம்ம இப்ப வெளியில சொல்றது வந்து இருபத்தஞ்சு பெர்சென்டா இருக்கும் அதனால எவ்வளவு வந்து லாஸ் இன் டிரான்ஸ்மிஷன் பாருங்க உங்க குரு முகாது யதாஸ்ருதம் அதனாலதான் யதாமதின்னு இன்னொன்னு போட்டுட்டார் ததப்பி நான் சர்வாத்மனா கிந்து யதாமதி ஸ்வமதி அனுசாரேன என் புத்திக்கு எட்டினவாறு என்னால எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சொல்றேன் பிகாஸ் அவருடைய ஒரு பர்பஸே இங்க அப்படியே பழுதாக்கின நாக்க வந்து இப்ப சரிப்படுத்தணும் ஹரியனுடைய கீர்த்தனத்தினால अथापि कीर्तयामि अंग यथामति यथाश्रुतम् कीर्तिम् हरे हे स्वाम सत्कर्तुम् गिरम् अन्य अभिदा सतीम् अम् अन्य अभिधा असतीम् एकान्तलाभं वचसो नुपुंसां सुश्लोकमौलेः गुणवादमाहुः श्रुतेश्च विद्वद्भिरुपाकृतायां कथासुधायाम् उपसम्प्रयोगम् இது அஜாத்வா அப்படி இந்த அவதாரிக்கை இங்க என்ன போடுறாருன்னா அஜ்ஞாத்வா அப்பி யதாமதி கீர்த்தனே ஸ்ரவணேவா ஆவசியகம் கைவல்யம் இத்தியாக யதாமதி யதாஸ்ருதம் எல்லாம் இருக்கட்டும் ஆனா அந்த இடத்துல வந்து what is the purpose sole purpose இதை வந்து சொல்றதுனால என்னங்கிறத இங்க சொல்றார் ஏகாந்த லாபம் தி ஒன்லி ஏகாந்ததா லாபம்ங்கிறச்சு சிரேஷ்டம் தி ஒன்லிங்கிறத விட இங்க வந்து த மோஸ்ட் பெனிஃபிஷியல் பிரயோஜனம் இதனால என்னன்னா பும்சாம் வச்சசகா ஸ்ருதேஹேச்ச ரெண்டுத்துக்கும் இருக்கு பேச்சுனாலையும் சரி கற்பதனாலையும் முதல்ல அவர் என்ன சொன்னார் யதா ஸ்ருதம் ததா வக்ஷேன்னர் எப்படி நான் கேட்டேனோ அப்படி நான் சொல்றேன் அப்போ அங்க ரெண்டு விஷயத்தை அட்ரஸ் பண்ணிருக்காரு பக்தியினுடைய நவவித பக்தியில சிரவணம் கீர்த்தனம் இந்த ரெண்டுத்தையும் அட்ரஸ் பண்ணிட்டாரு அப்ப அந்த சிரவணத்துக்கும் கீர்த்தனத்துக்கும் என்ன அவசியகம் அந்த இடத்துல அப்படின்னா ஒரே லாபம் என்ன அத இங்க சொல்றார் பும்சாம் சுஷ்லோக மௌலேகே குணவாதம் பும்சாம் வச்சசா ஏகாந்த லாபம் ஆகு சுஷ்லோக மௌலேகே சுஷ்லோக புகழ்பெற்ற கீர்த்தி நல்ல கீர்த்தியை உடையவர்களின் மௌலி அப்படியே கிரௌன் ஜுவல் அதுல வந்து சிரேஷ்டராக இருக்கக்கூடியவர் விஷ்ணு சோ சுஷ்லோக மௌலிங்கிறச்சு புகழ்பெற்றவர்களிலே சிறந்தவரான பகவானுடைய குணவாதம் குணங்களினுடைய பேச்சு அது குணங்களை பேசுவதுங்கிறது பும்சாம் மனுஷியர்களுக்கு வச்சசக அவர்களினுடைய வாக்குக்கு ஒரு சுத்தம் சிரேஷ்டமான ஒரு லாபம் வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் பிரயோஜனம் ஃபார் டங் ஆர் ஸ்பீச் அப்படின்னா பகவானுடைய ஒரு கீர்த்தனம் அதுதான் பகவத் கீர்த்தனம்ங்கிறது தான் பும்சாம் வச்சசக ஏகாந்த லாபம் மனுஷியர்களினுடைய வாக்குக்கு ஒரு பெரும் பிரயோஜனம்ங்கிறது பகவானுடைய குணவாதம் ஆகுகு பகவானுடைய குண கீர்த்தனம்ங்கிறது தான் அதுக்கு சிரேஷ்டமான லாபம் அதே போல சுதாயாம் உப வித்வத்பிகி உபகிருதாயாம் சுதாயாம் உபசம்பிரயோகம் ஸ்ருதேகே ஏகாந்த லாபம் ஆகுஹு அதோட திருப்பியும் மேல கனெக்ட் பண்ணிக்கணும் சிரவணத்துல என்ன ஒரு இதுன்னா அந்த சுஸ்லோக மௌலேகே பகவானுடைய கதா சுதாயாம் வித்வத்பிகி உபகிருதாயாம் கதா சுதாயாம் வித்வான்களான பெரியோர்கள் சாதுக்கள் சாதுக்களினால் உபகிருதாயாம் நிரூபிதாயாம் வர்ணிக்கப்பட்டதான உபசம்பிரயோகம் கதாசுதாயாம் அந்த கதை எனும் ஒரு ஒரு நெக்டர் அந்த அமிர்தத்தில் உபசம்பிரயோகம் சந்நிதோ அர்ப்பணம்ங்கிறார் அந்த கதா சுதா கதைங்கிற ஒரு அமிர்தத்து கிட்டக்க போய் அந்த சந்நிதியில இருந்துட்டு தன்னை அர்ப்பணிக்கிறதுங்கிறது இருக்கே அதுதான் பும்சாம் ஸ்ருதேகே மனுஷர்களுடைய காதுக்கு ஏகாந்த லாபம் ஆகு இதுதான் ஒரே பிரயோஜனம் வேற கிடையாது ஏகாந்த லாபம் வச்சசகா நு பும்சாம் மௌலேகே குணவாதம் ஆகு ஸ்ருதேஷ்ட வித்வத்பிகி உபகிருதாயாம் கதாசுதாயாம் உபசம்பிரயோகம் உபசம்பிரயோகம் அது கிட்ட நெருங்கி அதை வந்து காதுல வாங்கறது தன்னை அர்ப்பணம் பண்ணி இன்கம்ப்ளீட் இது அதை வந்து லிசன் பண்றதுங்கிறது தான் ஒரே பிரயோஜனம் ஆத்மனக அவசிதா வத்ச மகிமா கவினா ஆதினா சம்வத்சர சகசிராந்தே தியா யோக விபக்வயா அத்தக பகவதா மாயா மாயினாமபி மோகினி எத் ஸ்வயம் ச ஆத்மவர்த்மா ஆத்மா ந வேத கிமுத அபரே ரெண்டு விஷயங்கள் சொல்றார் யதாமதி யதாஸ்ருதம்ங்கிறத கண்டினியூ பண்றார் ஏன் இது இவ்வளவுதான் என்னால கொடுக்கற முடிஞ்சது தெரிஞ்ச தெரிஞ்ச அளவுக்கு கேட்ட அளவுக்கு என்னுடைய புத்திக்கு எட்டின அளவுக்கு நான் சொல்றேன் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் உண்டான ஒரு விஷயம் அது அது வந்து மைத்ரேயருக்கும் இருக்கு எதுக்கு அதுக்கு வந்து சப்ஸ்டான்சியேட் பண்றதுக்கு அவர் வந்து சொல்ற ரெண்டு விஷயம் சொல்றாரு ஒண்ணு பிரம்மாவாலிய முடியல ரெண்டாவது பகவானுக்கே தன்னுடைய மாயினுடைய எக்ஸ்டென்ட் தெரியல இப்ப மத்தவாளை பத்தி என்ன சொல்றதுங்கிற ரெண்டு பிரமாணங்கள் இங்க கொடுக்கிறார் வத்ச விதுரர் விதுரரே கவி ஆதினா ஆதினா கவினா ஆத்மனஹா மகிமா சம்வத்சர சஹசிராந்தே யோக பக்வையா தியா அபி ந அவசிதா கிம் இந்த அவசிதான்னு போட்டிருக்கு அவசிதகான முடிந்ததுன்னு அர்த்தம் ஹி வாஸ் ஏபிள் டு அகம்பிளிஷ்னு அர்த்தம் சோ ஆதி கவினா ஆதி கவி பிரம்மா ஆதிகவி நம்ம வால்மீகி இல்லை இங்க வந்து கவிகின்னுட்டு வேதத்துல இருக்கக்கூடிய கவின்னு எடுத்துட்டோம்னா முதல் இன்டெலிஜென்ட் பர்சன்ங்கிறச்சு வேதத்தினுடைய உற்பத்தி அல்ல அல்லது வேதத்தினுடைய அபிவியக்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மா அவர் தான் ஆதி கவி சோ ஆதினா கவினா முதன்மையாக இருக்கக்கூடிய அந்த புத்திமானான பிரம்மா அவரின் அவரால் ஆத்மனஹா பரமாத்மாவினுடைய ஹரேஹே மகிமா மகிமை யோக பக்வயா தியா அபி யோகத்தினால பரிபக்குவம் அடைந்த நன்கு அப்படியே தேர்ச்சி பெற்ற ஒரு புத்தி ஏன்னா அந்த ரெண்டாவது அத்தியாயத்துல ஞாபகம் வச்சுக்கணும் அவர் நாபிக மலத்துல வந்த உடனே அவருக்கு வந்து என்ன எதுக்காக இங்க வந்திருக்கோம்னு ஒரு க்ஷணம் யோசிச்சாராம் அவருக்கு it just took a few இது அவர் கண்ணை மூடிண்டார் தப்பா தப்பாங்கிறத கேட்டார் உடனே அவர் வந்து சிருஷ்டியினுடைய கிரமத்தை பண்ண ஆரம்பிச்சாருங்கிறார் அப்போ எவ்வளவு பெரிய ஒரு பக்குவம் பரிபக்குவம் அடைஞ்ச ஒரு புத்தியா இருக்கணும் வெல் ரைபெண்ட் தானே அது யோகத்தினால அப்போ அவருக்கு வந்து he doesn't have to go through the அஷ்டாங்க யோகம்ங்கிற ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நேர அவருக்கு வந்து தாரணாத்தியான சமாதியில இருக்கக்கூடியவர் அதனால யோக பக்வையா தியா யோகத்தினால் பரிபக்வம் அடைந்த ஒரு தீகி புத்தி அந்த புத்தியினால் கூட சக சம்பத்சர சஹசிராந்தே ஆயிரம் வருஷங்கள் அவர் வந்து யோசிச்சாருங்கிறோமோ இல்லையோ அதனுடைய கடைசியில நம்ம இங்க வந்து தௌசண்ட் மினிட்ஸ்னு கணக்கு பண்ணோம்னா கூட நம்மளால மெடிடேஷன்ல உட்கார முடியாது அவர் வந்து தௌசண்ட் இயர்ஸ் அவர் வந்து அப்படி கண்ணை மூடிண்டாராம் தபா தபாங்கிற ரெண்டு வார்த்தை அவர் கேட்டது சிருஷ்டி பண்ணார் சம்வத்சர சஹசிராந்தே ஆயிரம் வருடங்களுக்கு பின்பு அதுக்கப்புறம் பகவான்கிட்ட வேற கேட்கிறாரு என்ன பண்ணணும் நீ என்ன இதனுடைய ஒரு அதிஷ்டானம் என்னங்கிறதெல்லாம் கேட்கிறார் அதுதானே பகவான் நாலு ஸ்லோகத்துல அவருக்கு சொல்றார் புரிஞ்சுடுத்து அவருக்கு நமக்கு பாகவதம் முழுக்க தேவை அதை ஓரளவுக்காவது புரியறதுக்கு அதுதான் அந்த டிரான்ஸ்மிஷன்ங்கிறது சொல்றோம் இல்லையா அவளுக்கு நாலு ஸ்லோகத்துல புரிஞ்சது அடுத்தது சுகர் வந்து ஏதோ ஒரு ஒரு செக்ஷன் சொல்லிடுறார் அது அதை தாண்டி அவரும் ஃபுல் பாகவதத்தை பரீட்சத்துக்கு சொல்றாரு விதுரர் வந்து இவ்வளவுதான் சொல்றாரு இங்க விதுரருக்கு சோ எப்படி அது மாறுறதுங்கிறத சொல்றேன் சம்மத்சர சகசிராந்தே ஆயிரம் வருஷங்களுக்கு கடைசியில் ஆத்மனஹா மகிமா யோக பக்வயா தியா அபி யோகத்தினால் பரிபக்குவம் அடைந்த புத்தியினால் கூட அந்த ஹரியனுடைய மகிமையை மகிமையானது அவசிதா அவசிதான முடிஞ்சது அப்படின்னு எடுத்துக்கூடாது அதை வந்து காக்கும் எடுத்துக்கணும் அவசித கிம் முடிஞ்சுதான் என்ன அப்படின்னு எடுத்துக்கிறான் அதான் இங்க பிரம்மணா அபி கிம் அவசிதா கிம் ஜாத்தா இது காகூக்தியா ஏதாவான் இது ந ஜாத்தகா ஏவ இத்தியுக்தம் அவரால வந்து நான் படிச்சு முடிச்சுட்டேன்னு சொல்ல முடியல பகவானுடைய ஒரு மகிமையை பத்தி பாட்டுக்கு அப்படிதான் சொல்லுவோம் பாட்டு படிச்சு முடிச்சாச்சான்னு கேட்கிற கேள்வியே வந்து கொஞ்சம் ஒரு இதுவா இருக்கும் போ ஏன்னா there is there is always something ஒரு தி அதர் ஈவன் எந்த ஒரு புக் எடுத்துட்டாலும் நமக்கு வந்து இப்போ பிஏ முடிச்சிட்டோம் எம்ஏ முடிச்சிட்டோம்னா அந்த படிப்பு முடிஞ்சிருத்தோம்னு அர்த்தமா இனிமே தான் படிக்கவே ஆரம்பிக்கணும் we have the tools that are required to study for the rest of our lives ஏன்னா அத்தனை இருக்குங்க அத்தः भगवतः इन् यत् स्वयं च आत्मवर्त्मा आत्मा न अतः किमुत மாயா மாயினாமபி மோகினி இந்த லைனை கடைசியில போட்டுக்கணும் அன்வயத்துக்கு சோ எத்து எஸ்மாத் காரணாத் ஸ்வயம் தானே பகவானும் ஆத்மவர்த்மா ஹரிஹி ஆத்மா ஹரிஹி ஆத்மவர்த்மா ஆத்மா தன்னுடைய மாயை இந்த இடத்துல ஆத்மாங்கிறது வந்து தன்னையே சொல்றது பரமாத்மாவை சொல்றது ஹரி ஆத்ம வர்த்மா தன்னுடைய மாயையினுடைய வர்த்மா கதி இந்த ஆத்மாங்கிறது மாயா ஸ்வ மாயா கதிம் ந வேத ஏதாவது இது ந வேத என்ன அனந்தத்வாது இப்ப நம்ம வந்து ஒவ்வொன்றும் புதுசு புதுசா டிஸ்கவரி பண்றோம் இன்வென்ஷன் பண்றோங்கிறோம் அது எல்லாமே பகவானுடைய அந்த ஒரு மாயையினுடைய ஒரு விஸ்தாரம் தானே எவ்வளவு தூரம் என்னங்கிறது நம்மளுடைய இந்த ஒரு சின்ன புத்தியில நம்ம ட்ரை பண்ணா கூட we are able to sort of grasp in இந்த சென்ஸ் இருக்கோ இன்னும் ஜாஸ்தி இனிமே என்னென்ன டிஸ்கவரிஸ் இருக்க போறதோ என்னென்ன இன்வென்ஷன்ஸ் இருக்க போறதோ இது எல்லாமே அந்த பகவானுடைய மாயை கடுவுல தானே போறது நமக்கு தெரியல பகவானுக்கே தெரியலங்கிற ந வேத அவருக்கே அவருடைய மாயையினுடைய எல்லைங்கிறது தெரியல கிமுத அபரே மற்றவர்களை பத்தி என்ன சொல்றது அதக ஆகையினால் பகவதா மாயா பகவானுடைய மாயைங்கிறது மாயினாமபி மோகினி மாயாவியாக இருக்கக்கூடியவர்கள் யாரு இருக்காளோ அவர்களுக்கு கூட அவளை கூட வந்து மோகிக்க வச்சிரும் இந்த மாயைங்கிறது அதுக்கு ஒரு எல்லை தெரியல நமக்கு இல்லையா அதுதான் மாயினாமபி மோகினிங்கிறச்சு இப்ப மெஜிஷியன்ஸ் எடுத்துட்டோம்னா அந்த மெஜிஷியன்ஸுக்கு ஒரு லிமிட் இருக்கு அவளுக்கு வந்து இது வந்து பெரிய மேஜிக்கா இருக்கே அப்படின்னு தோணும் இந்த பகவானுடைய மாயாங்கிறது அவளை கூட மோகிக்க வைக்கிறது அத்த பகவதோ மாயா மாயினாமப்பி மோகினி எத் ஸ்வயம் ச ஆத்மவர்த்ம ஆத்மா நவேத கிமுத அபரி யதோ அப்பிராபிய நியவர்த்தந்த வாச்சஸ்ட மனசா சக அஹம் ச அந்நே இமே தேவாக தஸ்மை பகவதே நமஹா முடிக்கிறார் ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகா உபனிஷத்தினுடைய வார்த்தையே எடுத்து இங்க வந்து பேராஃபரைஸ் பண்ணி ரீஃபரைஸ் பண்ணி கொடுத்துருக்காரு நமக்கு எதா எந்த பிரம்மத்தில் இருந்து எஸ்மாத்து ஸ்வயம் எஸ்மாத்து எந்த இருந்து அப்பிராப்பிய போகாத நியவர்த்தந்த வாச்சகா இது வெறும்னா இப்படி பார்த்தோம்னா எங்கிருந்து வாக்கு மனசோட கூட அகம் அகம்ங்கிறச்சே ருத்ரம் ஏன்னா அகங்காரத்துக்கு அதிஷ்டான பூதமாக இருக்கக்கூடிய ருத்ரஹ அப்படின்னு எடுத்துக்கணும் பரமேஸ்வரனாலேயே வந்து இங்க வர்ணிக்க முடியலங்கிறத சொல்றார் அந்நேச்ச இமே தேவாக மற்ற இந்த தேவதைகள் அப்படின்னா இந்திரியத்துக்கு அதிஷ்டாத்திர தேவதையாக இருக்கக்கூடிய தேவதைகள் சிருஷ்டி கிரமத்தை சொல்லிட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு இதை சொல்றார் அந்த அதுல வரக்கூடிய தேவதைகளை இங்க சொல்றார் அல்லது அகம்மங்கரிச்சு ரொம்ப மைத்ரேயரை சொல்ற மாதிரி இருந்துடுச்சுன்னா அது இப்பதான் கிமுதா அபரேங்கிறதுல முடிச்சுட்டாரே தன்னால சொல்ல முடியாதுங்கிறதையும் முடிச்சுட்டாரோ இல்லையோ ருத்ரனாலேயே முடியலங்கும் பொழுது நான் எம்மாத்திரம் அப்படிங்கணும் பிரம்மாவை சொல்லிட்டார் பிரம்மாவால சொல்ல முடியல ஆதி கவினா அப்படி கிம் அவசிதா அப்படின்னு முடிச்சார் அப்ப ருத்ரனை சேர்க்கணுங்கிறதுனால இங்க அகம்மங்கிறதுனால அகங் அகங்காரஸ்ய அதிஷ்டாதா ருத்ரஹா அப்படிங்கிறார் இமே இந்திரிய அதிஷ்டாதாரகா தேவாக இமே தேவாக ச அந்நேச்ச மற்றவர்களும் மற்ற தேவதைகள் இந்த அதிஷ்டான தேவதை இல்லாத முப்பத்து முக்கோடி தேவதைகள் இருக்கா யக்ஷம் கிண்ணரன்னு எத்தனையோ ஜாதிகள் இருக்கு அது எல்லாராலையுமே மனசா சக மனசுடன் கூட வாச்சகா நிவர்த்தந்த மனசாலையும் அதை வந்து கிரகிக்க முடியல வாக்குனாலையும் கிரகிக்க முடியல இன்னதுன்னு சொல்ல முடியல தஸ்மை பகவதே நமகாங்கிற அப்பிராப்பிய அப்படிங்கறச்சு வாச்சகாங்கிறச்சு என்னன்னா அபிதானானி அதாவது அத்வயே பிரம்மணி சங்கர பாஷ்யத்துல இருந்து படிக்கிறேன் அத்வயே பிரம்மணி பிரயோக்திருபிகி பிரகாசனாய பிரயுஜ்யமானானி அபிதானானிங்கிற வாச்சகா நிவர்த்தந்த வாக்குகள் திரும்பி வந்துடுறது அப்படின்னா தன்னுடைய சாமர்த்தியத்தினால அவைகள் பிரகாசிக்க முடியல தன்னுடைய சாமர்த்தியத்துல இருந்து வெளில வந்துடுறது ஏன்னா anything can be explain by words அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம ஆனா ஹவு டு தே எக்ஸ்பிளைன் எப்படி பிரம்மாவனுடைய பிரம்மாவை குறிக்கிறதுக்காக வர்ணிப்பதற்காக பிரயோக்திருபிகி முயல் முயலுகின்றவர்களான யார் யாரெல்லாம் முயற்சி செய்யறாளோ அதை செய்யறதுக்கு பிரகாசனப்படுத்தணும் இல்லையோ வர்ணிக்கணும் இல்லையோ அந்த அத்வய பிரம்மத்தை அதை வர்ணிப்பதற்காக பிரயுஜ்யமானானி அபிதானானி நாமங்கள் என்னென்ன பெயர்களோ என்னென்ன வர்ணனைகளோ நம்ம உபயோகப்படுத்துறோமோ அதை எல்லாத்தையும் வாக்குன்னு எடுத்துக்கணும் வாச்சகா பரபிரம்மத்துக்கு குறிப்பிடுகின்ற பெயர்கள் அது வாச்சகா யஸ்மாத்து எந்த ஒரு நிர்விகல்பக பிரம்மத்திலிருந்து வாஜகா வாக்குகள் பெயர்கள் என்னென்ன வர்ணிப்பன வர்ணிப்பவைகள் உண்டோ அவை அத்தனையுமே அப்பிராப்பிய அப்பிராப்பியன கிட்ட போகாதன்ல அப்பிரகாஷ்ய இத்தியர்த்தா தெரிவிக்காமல் அது தெரிவிக்காமலேயே நிவர்த்தந்த நிவர்த்தந்த நிவர்த்தந்தே வெளிவருகின்றன அப்படின்னா சுவ சாமர்த்தியாது ஹீயந்தே they are lesser they they not not have that capability ஸ்வசாமர்த்தியாது வாக்குனாலே அதனுடைய சாமர்த்தியம் பிரகாசனம் தெரிவிப்பது அந்த தெரிவிப்பதுங்கிற தன்னுடைய ஒரு சாமர்த்தியமே அதுல அது கிட்டேயே வர இட் இட் என்ன ceases to fulfil its capability அதுதான் வாக்குங்கிற ஒண்ணுத்துக்கு பிரயோஜனமே இல்லாத போயிடுறதே அந்த பெயருக்கு ஒரு அர்த்தமே இல்லாத போயிடுறது அப்படிங்கிற மனசா சக மனசுடன் கூடங்கும் பொழுது அவளால மனசுனால கூட சொல்ல முடியல சில சமயம் மனசுல பிப்டி பெர்சென்ட் நினைக்கிறது வெளியில பத்து பெர்சென்ட் வருதுமோ வாக்குனால வர முடியலங்கும் பொழுது மனசாலையும் வர முடியல அங்க மனசு at least it can grasp wider range of things அப்படியும் அதால வந்து அத்வய பிரம்மம் நிர்விகல்பக பிரம்மத்தை புரிஞ்சுக்க முடியல அப்பேற்பட்ட தஸ்மை பகவதே நமகா அந்த பகவானுக்கு நமஸ்காரம்னு சொல்லி இந்த ஆறாவது அத்தியாயத்தை முடிக்கிறார் ஏதோ அப்பிராப்பிய சொல்லுங்க இங்க வாச் வாச்ச மனசா சகன வாக் வாக் மனசா சக கத்வா தத் வர்ணயித்தும் பிரயத்தே பிரயத்ததே இதி ஆம் பிரயத்ததே இது பிரயத்னம் கிருத்வாபி நியவர்த்தந்த ஸ்வசாமர்த்தியாத் ஹீயந்தே மனசா சஹானே அப்படின்னு எனக்கு புரியல அப்படின்னா இப்ப வாக்க வந்து ஒரு தேவதைன்னு எடுத்துட்டோம்னா மனசுடன் கூடன்னு எடுத்துக்கலாம் அல்லது மனசா சகங்கிறச்சு இந்த இடத்துல வந்து அகம் அந்நே இமே தேவாகாச்ச மனசா சக அப்பிராப்பிய நிவர்த்தந்த அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு லைனா போட்டுக்கலாம் சோ ஒண்ணு வந்து வாச்சகா அப்பிராப்பிய நிவர்த்தந்த அகம் ச அந்நே இமே தேவாகாச்ச மனசா சக அப்படி அப்பிராப்பிய நிவர்த்தந்த வாக்குகள் முடியல மனசுடன் கூட மனசுடன் கூட they try to grasp the entire thing அப்படி மனதில்னு இல்ல to begin with the mind only begins to make the journey சங்கல்பம் யா மனசுல புரிஞ்சுண்டாதானே மேல வாக்குங்கிறது போக முடியும் yeah let me go looking for it அப்படின்னு மைண்ட் மேக்ஸ் சங்கல்பம் And then uh -huh. eventually it says, hey, I cannot, I, I see description only up to this point. And it seems like it is undescribable. You know? அதுல மனசு வந்து ஆந்தரிந்திரியம் வெளியில இருக்கக்கூடியதெல்லாம் வந்து வாக்குங்கிறது வாகிந்திரியம் அது கர்மேந்திரியம் ஆயிடுறது மனசுங்கிறது உங்களுக்கு ஞானேந்திரியம் பிளஸ் மனசுங்கிறது ஆந்தரிந்திரியமா சொல்றோம் Can I ask you a quick question here? சொல்லுங்க இந்த இது even even the yogis cannot fathom him அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சொல்கிற இடத்துல I vaguely remember something reading something இந்த கீதா இந்த ஸ்லோகம் உங்களுக்கு ரிலேட்டட் uh, ஸ்லோகம் ஞாபகத்தில் வருதா யாருக்கான யோக் The same, the same thing is conveyed in the Gita. anyway please don't ஆஹ் சட்டுன்னு Stop, வரல uh, எனக்கு yeah uh, just uh, I wanted to throw it there just so that you can get back to it uh, yeah you- yeah uh, if you can thank you sure यतो अप्राप्य न्यवर्तन्त वाचश्च मनसा सह अहं च अन्ये इमे देवाः अ, त- तस्मै भगवते नमः इति भागवते पुराणे अ, तृतीयस्कन्धे षष्ठोऽध्यायः अथ सप्तमोऽध्यायः श्रीशुक उवाच ஏவம் புருவாணம் மைத்ரேயம் துவைபாயன சுதோ மனசு வந்து அக்கம்பனிமெண்ட் மாத்திரம் இல்ல ஒரு டவுட் போட்டிருந்தா அக்கம்பனிமெண்ட்ங்கிறது மாத்திரம் இல்ல மனசுங்கிறது செப்பரேட் என்டிட்டியா எடுத்துட்டு அது செப்பரேட் இந்திரியமா எடுத்துட்டு மனசுனால கிரகிக்கிறதுங்கிறத தனியா எடுத்துக்கணும் அதனாலதான் வந்து சாதாரண அந்த சுபாஷிதம் ஒண்ணு ஞாபகம் இருந்ததுன்னா பாருங்க ம மனசேகம் வச்சசேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம் மனசி அந்நது கர்மணி அந்நது அந்யத் துராத்மனாம்னு ஒரு இது உண்டு வசத்தியா இருக்கிறவாளுக்கு வந்து எல்லாம் ஒன்னா இருக்கும் மனசுல என்ன நினைக்கிறாளோ கர்மா அதையே செய்வா அதையே நடத்துவா அதனால்தான் சஹாங்கிற யூசேஜ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு கரெக்ட் யூஸ்வலி புத்திரேன சஹா கச்சத்தின்னா புத்திரனை தனியா இப்ப ஆஸ் அ செப்பரேட் என்டிட்டி அவனை தூக்கிட்டு போகிறதுக்கு தான் நம்ம வந்து சக கச்சத்தின்போம் யானேன கச்சத்தின்னு சொல்லும் பொழுது I am going with the வெஹிக்கல்னு not side by side I am using the vehicle and going அந்த திருத்தியாவோட சக வராது அந்த இடத்துல வெரஸ் யானே நான் சக கச்சாமின்னா அது போறது நானும் பக்கத்துல கூட ஸ்கூட்டர்ல போறேன்னு அர்த்தம் அந்த சக யூசேஜ் வந்து செப்பரேட் என்டிட்டி கரெக்ட் கந்து கந்துக்கேன அண்ட் கந்துக்கேன சக ஆமா கந்துக்கேன கிரீடா அப்படின்னு சொன்னாக்க அப்புறம் பால் தனியா விளையாடுறது நான் தனியா விளையாடுறேன்னு அர்த்தம் கரெக்ட் ஆமா கந்துகேன கேனம் I am playing with the ball கந்துகேன சோ அதனால மனசுங்கிறத வந்து நம்ம செப்பரேட் என்டிட்டியா தான் எடுத்துக்கணும் அது ஆந்தரேந்திரியமா எடுத்துக்கணும் ரெண்டு ரெண்டு டிடி இஸ் ஆல்சோ இன்வால்வ் அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து வர கரெக்ட் வாகிந்திரியத்துக்கு உண்டான அதிர்ஷ்டாத்திரு தேவதா வேற மனசுக்கு உண்டான அதிர்ஷ்டாத்திரு தேவதா வேற ஓகே அந்த சுபாஷிதம் திருப்பியும் சொல்லுங்களே மனசேகம் வச்சசேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம் மனசு அந்நத்து மனசுல வேற கர்மணி அந்நத்து வச்சசி அந்நத்து துராத்மனாம் அவ என்ன நினைக்கிறாங்கிறத செய்யறது கிடையாது என்ன செய்யறாளோ அதை வந்து சொல்றது கிடையாது அந்த மாதிரி வரும் கெட்டவர்களுக்கு ஸ்ரீ சுக உவாச்ச ஏவம் புருவாணம் மைத்ரேயம் துவைபாயன சுதோ புதா பிரீணயன்னிவ பாரத்யா விதுரக பிரத்யபாஷத இதுக்கு முன்னாடி ஸ்ரீதர் சுவாமியோட ஸ்லோகத்தை பார்த்துருவோம் just gist of the seventh அத்தியாயம் சப்தமே சம்சயச்சேதி பிரதிநந்திய முனேர்வச்சா புனக க்ஷத்ரா கிருதா நானா பிரஷ்னாக சமயக் உதீரிதாக சப்தமே ஏழாவது அத்தியாயத்துல சம்சயச்சேதி பிரதிநந்திய சம்சயங்களை வந்து உடைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகளை பிரதிநந்திய முனேகே வச்சகா மைத்ரேயருடைய வார்த்தைகள் எப்படி இருந்ததுன்னா சம்சயத்தை வந்து உச்சேதம் பண்ற மாதிரி இருந்த அந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை பிரதிநந்திய அதை வந்து பிரேஸ் பண்ணி நீங்க சொன்னதெல்லாம் ரைட்டு தான் ஆனாலும் புனக மறுபடியும் நானா பிரஷ்னாக சமயக்கு உதீரிதாக இப்ப பல கேள்விகளை வந்து க்ஷத்ரா கிருதாக நானா பிரஷ்னாக அவர் வந்து திருப்பியும் வந்து கேள்விகள் கேட்கிறார் விதுரர் அந்த கேள்விகளுக்கு இப்ப பதில் சொல்ல போறார் மைத்ரேயர் ஏவம் புருவானம் மைத்ரேயம் இப்ப ஸ்ரீ சுகர் வந்து இந்த கான்வர்சேஷன் ட்ரீல இப்போ அவுட்டர் ட்ரீக்கு போகணும் நீங்க சுகர் வந்து பரீட்சத்துக்கு சொல்றார் சோ இந்த மாதிரி மைத்ரேயர் சொன்ன உடனே உங்களுக்கு வந்து விதுரர் கேள்வி கேட்கிறார் அப்படிங்கறத ஸ்ரீ சுகர் சொல்றார் சோ ஏவம் புருவானம் மைத்ரேயம் இவ்வாறு கூறுகின்ற மைத்ரேயரை துவைபாயன சுதா புதஹா द्वैपायन सुतः बुधः விதுரக ஆ துவைபாயன சுதா கரெக்ட் தான் வியாசருடைய பிள்ளையான விதுரர் புத்திசாலியான விதுரர் பிரீணயன்னு இவ பாரத்யா தன்னுடைய வார்த்தையினால் சந்தோஷப்படுத்துவது போல் அவர் வந்து பிரத்யபாஷத்தை பதில் கூறினாராம் விதுரர் இதுக்கு என்னங்கிறது இங்க தெரியும் ஸ்ரீதர சுவாமி படிக்கிறச்சு அததே பகவல்லீலா யோக மாயா உபபிரம்ஹிதாக இத்தியாதினா மாயா குணைஹி லீலையா பகவானு சிருஷ்டியாதி கரவதி இத்தியேவம் புருவானம் மைத்ரேயம் சோ இந்த ஏவம்ங்கிறதுக்கு எதை சொல்லியிருக்கார் இது வரைக்கும் மைத்ரேயர் அததே பகவத் லீலா யோகமாயா உபபிரம்ஹிதாக பகவானுடைய யோகமாயினுடைய லீலை அந்த லீலையினால என்னென்னலாம் அவர் செய்தாரோ அதெல்லாம் நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி மாயா குணத்தினாலையும் பகவத் லீலையினாலையும் சிருஷ்டி கிரமம் என்ன உண்டோ பகவான் எந்த எதை எந்த சிருஷ்டியை செஞ்சாரோ அதை வந்து கூறுகின்ற மைத்ரேயர் மைத்ரேயரிடம் பாரத்யா பிரார்த்தனா ரூபையா பிரீணயன்னு இவ அப்படின்னா அபிப்பிராய அஜானேன ஆக்ஷேபாத்து அவர் என்ன சொல்ல வராருங்கிறத புரியாத மாதிரி அவருடைய அதாவது மைத்ரேயருனுடைய அபிப்பிராயம் விதுரருக்கு புரியலையா புரியாட்டாக்கு புரியாத மாதிரியும் அதனால ஆக்ஷேபம் பண்றார் ஆக்ஷேபகான பிரஷ்னா மேல கேள்வி கேட்கிறார் எப்படி நீங்க வந்து என்ன கேள்விகள் கேட்கறச்சே புரியும் உங்களுக்கு நிர்விகாரமா இருக்கக்கூடியவருக்கு எங்க இருந்து நீங்க வந்து அவதாரம்ங்கிற சிருஷ்டி பண்ண முடியும்ங்கிறேள் எப்படி முடியும் இதெல்லாம் எப்படி கர்மாங்கிறது வருது அவருக்கு நிஷ்கர்மாங்கிற ஆனா கர்மா இருக்குங்கிற நிர்குணகாங்கிற குணம் இருக்குங்கிற எப்படி அது அதனாலதான் இங்க வந்து துவைபாயன சுதகா வியாசருடைய பிள்ளை அப்போ எவ்வளவு அவருக்கு புராண ஞானம் இருக்கணும் அந்த இது கொஞ்சமாவது இருக்காதான் என்ன புதா வேற சுயமா சிந்தனை செய்யக்கூடியவரும் இருக்கு ஜெனட்டிக் ஃபேக்டரும் இருக்கு தானே முயற்சி செஞ்சு அவர் புதன் இன்டெலிஜென்டாவும் இருக்கார் அப்படிப்பட்ட விதுரருக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்கணும்னு இருக்கா என்ன இதெல்லாம் சிஷ்ய சிக்ஷாயை தான் நமக்கு வந்து வரணும் அந்த இன்ஃபர்மேஷனுங்கிறதுக்காக அவர் அபிப்பிராயத்தை புரியாத மாதிரி அவரை வந்து சந்தோஷப்படுத்தி நான் உங்களை பிரார்த்தனை பண்றேன் நீங்க இதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லுங்கோ அப்படின்னு கேக்குறாராம் சோ பிரீணயன்னு இவர் அவர் வந்து பிரார்த்தனையினால் பாரத்யா வார்த்தை அந்த தன்னுடைய வார்த்தையினால் பிரீணயன் இவ மைத்ரேயரை சந்தோஷப்படுத்துகின்றது போல் பிரத்யபாஷத பதில் கூறினார் ரிப்ளைட் என்னென்னலாம் கேள்வி இனிமே இங்க ஒரு கியூரியஸ் கியூரியாசிட்டி கொஸ்டின் இந்த இந்த மாதிரி வரும்போது இது சுகர் சொல்றாரு இல்லையா இந்த அட்டர்ட் பை சுகா எஸ் அவர் வந்து ஸோ பாகவதத்திலேயே அந்த அவர் வியாசர் அந்த ஸ்லோகத்தை எழுதலை இவர் சொல்றார் இதை இன்க்ளூட் பண்ணிருக்கா ஃபியூச்சர்ல அப்படின்னு அதுவும் இருக்கலாம் இல்ல வியாசர் மூலியமாக இப்போ ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஓரல் ட்ரெடிஷன்ல தானே இது வருது அவர் கேட்டு இதை ரிலேட் பண்ணும் பொழுது கூட நம்மளுடைய ஒப்பீனியன் சேராதா அதுல எல்லாமே வந்து பாகவதம் சொல்லும் பொழுது சுகர் பரீட்சத்துக்கு சொன்னதுதான் சொல்றோங்கிறது கிடையாது இங்க அதே போல வியாசர் வந்து எழுதின பாகவதத்தை தான் சுகர் பரீட்சத்துக்கு சொல்றாருங்கிறதும் இல்ல அவருடைய ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்குமோ இல்லையோ அந்த இடத்துல வியாசர் is indicating himself in the third person அந்த மாதிரி ஓகே வேல்யூடேஷன் கரெக்ட் தான் <laughs> ஒரு இது வரும் போஷிப்பு தானே கதை சொல்லும் பொழுது அதுல எது ருச்சிகரமா இருக்குமோ அதை சொன்னோம்னா உடனே நமக்கும் ஒரு விஷயம் கிடைக்கிறது சொல்ல முடியறது இல்ல அதுக்காக பிரம்மன் கதம் பகவதா சின்மாத்திரஸ்ய அவிகாரிணா லீலையா சாப்பி யுஜ்யேரன்னு ஹே பிரம்மன்னு நிர்விகாரஸ்ய பகவதா விகாரமே இல்லாமல் இருக்கக்கூடிய பகவான் நிர்விகாரா கிரியை விகாரம் கிடையாதுன்னா அப்படியே கூட்டஸ்த நித்தியகான்னா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு அவருக்கு மாறுதலே இல்ல அப்படின்னு இருந்ததுன்னா அவரால எப்படி லீலையா ஒரு ஆக்ஷனை செய்யற the moment you do an action there is a slight change in the body it is a very natural thing நம்ம என்ன எடுத்தாலும் நாலு தப்படி நடந்தோம்னா there is a change in our body நாலு காரியம் பண்றோம் அதை தாண்டி நாளைக்கு வந்து அஞ்சாவது காரியம் ஒண்ணு சேர்த்துட்டோம்னா it has effect in our body அப்படி இருக்கும் பொழுது அவிகாரின்னு பகவான சொல்லிட்டு அவருக்கு ஒரு காரியத்தை சொல்றோம் கிரியைன்னு சொல்றோம் லீலையா சாப்பி லீலை விளையாட்டாக இருந்த பொழுதிலும் கூட விளையாடுறோம் போய் பாஸ்கெட் பால் விளையாடிட்டு வந்தோம்னா உடம்புல என்ன சேஞ்ச் இருக்கிறது இல்லையா இருக்கோ இல்லையோ அதே போல பகவானும் ஒரு விளையாட்டா ஏதோ பண்றான் அது கிரியாக குணாக நிர்குணசிய கதம் குணாக பவேத் அவிகாரிணா கிரியாக கதம் பவேயு எப்படி ஒட்டி வரும் யுஜ்யேரன் எப்படி அதுக்கு ஒட்டி வரும் நிர்குணசிய ச குணாக நிர்விகாரஸ்ய கிரியாக லீலையா இத்தியுக்தி பிரயோஜன அபாவம் பரிஹரதி ந வஸ்து விரோதம் இத்தியர்த்தா அதாவது பிரயோஜனம் ஒண்ணுமே அதுக்கு பெருசா பகவான் செய்யறதுனால அவருக்கு அதுல ஏதாவது பிரயோஜனம் உண்டோ இல்லையே விளையாட்டாக பண்றதுன்னா இது பெரிய ஹெல்த் பர்பஸ்க்காக பண்றதுங்கிறது கிடையாது இல்லையோ எதேச்சியா நடந்தது அந்த மாதிரி பகவானுக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது அதுக்காக லீலையாங்கிற எதுவும் விளையாட்டா யோசிச்சர் பண்ணர் அவ்வளவுதான் அங்க அப்படி இருந்தா கூட கதம் அவிகாரிணா சின்மாத்திரஸ்ய வெறும்ன சித்ஸ்வரூபமாக கான்சியஸ்னஸ் அப்படின்னு அந்த அவேர்னஸ்ங்கிறது மாத்திரம் இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு அவிகாரிணா விகாரமே இல்லாத அவருக்கு கிரியாக கதம் யுஜ்யரன்னு எவ்வாறு ஒட்டி வரும் நிர்விகுணசிய பகவதா குணமே இல்லாதவர்னு சொல்லும் பொழுது குணாக கதம் யுஜ்யரன்னு அவருக்கு எப்படி குணங்கள்ங்கிறது ஒட்டி வரும் அங்கதான் ஈஸியா பிரிச்சிருவோம் மாயையில இருக்கு குணங்கள் மாயையில இருக்கு விகாரம் அப்படின்னுட்டு ரொம்ப சுலபம் அத கேள்வி கேட்கிற அதனாலதான் அபிப்பிராயம் அபிப்பிராய அஜானேன இவ பிரிச்சதிங்கிற அந்த முன்னாடி பிரிணயன் இவ அப்படின்னு கிரீடாயாம் உத்தியமோ அர்பஸ்ய காமஹா சிக்ரீடிஷா அந்நதா ஸ்வதா திருப்தசிய கதம் நிர்விருத் நிவிருத்தஸ்ய சதா அந்நதா இந்த விஷ்ணு புராணத்துல இப்பதான் பிடிச்சோம் அர்பக லீலா அபி ந யுஜ்யத்தை ஒரு குழந்தையினுடைய விளையாட்டு சேஷ்டா மாதிரி அப்படிங்கிறார் அதுல கிரீடதா பாலகசிய சேஷ்டா இவ அப்படிம்பார் விளையாடுற குழந்தை என்னமோ சேஷ்டை பண்றது இல்லையா அதுக்கு வந்து தெரியறது இல்லையா இது வந்து நம்ம நினைச்சுக்கணும் இது கராறு இது ட்ரக்கு இது ரெண்டுத்துக்கும் ஆக்சிடென்ட் நடக்கிறதுன்னு சொல்றது இல்லையா அந்த குழந்தை அது போல அப்படின்னா கிரீடாயாம் உத்தியமாக அர்பஸ்ய அர்பஸ்ய அர்பகசிய ஒரு குழந்தைக்கு கிரீடாயாம் விளையாட்டில் உத்தியமாக ஒரு முயற்சிங்கிறதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு அது என்ன எய்தர் தனக்கா அந்த ஆசை இருக்கணும் இல்ல இன்னொருத்தனை பார்த்து ஆசை வரணும் ரெண்டு தானே காமகா ஸ்வயம் காமகா அவனுக்கே அந்த குழந்தைக்கே அது ஒரு பிரவருத்தி இருக்கணும் அர்பகசிய உத்தியமயதி பிரவர்த்தயதி இது உத்தியமஹா அதாவது நடத்துகிறான் அந்த விளையாட்டுல he he makes an effort அப்படின்னா அர்பகசிய கிரீடாயாம் பிரவர்த்தி ஹேத்து காமஹா அஸ்தி ஹீ கேன் எனக்கே ஏதோ வந்து பொழுது போகல அதனால அந்த குழந்தை வந்து விளையாடுறது அப்படின்னு நினைக்கிறோம் அதனுடைய காமம் அல்லது அந்நதா சிக்ரீடிஷா சிக்ரீடிஷா கிரீடிதும் இச்சா சிக்ரீடிஷா விளையாடுவதற்கு ஆசை அந்நதா மற்ற இடத்திலிருந்து வஸ்துவந்தரேன பாலாந்தர பிரவர்த்தனேனவா தசிய கிரீடா இச்சா பவதி வஸ்து அந்தரேன வேற ஒரு ஒரு குழந்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய வஸ்துவை பார்த்துட்டு நானும் அதே மாதிரி விளையாடணும்னு நினைக்கலாம் இல்ல ஒரு வஸ்துவில விளையாடிட்டு இருக்கிற குழந்தை இன்னொரு வஸ்துவை பாக்குறது அதையே நம்மளுடைய பிளேல அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாமான்னு நினைச்சுக்கும் அது உலகத்துல பார்க்கக்கூடிய வேற ஒரு ஆப்ஜெக்ட புதுசா பாக்குறது கம்ப்யூட்டரை பாக்குறது computer is not allowed for young ஆனா அந்த குழந்தை போய் என்னமோ கம்ப்யூட்டர்ல தட்டுற மாதிரி தானே ஒரு ஆக்ஷனை பண்ணிக்கும் அந்த மாதிரி சோ வஸ்து அந்தரேன வேற ஒரு வஸ்துவனால அதுக்கு வந்து விளையாடணுங்கிற ஆசை வரலாம் அல்லது பாலாந்திர பிரவர்த்தனேன இன்னொரு குழந்தை விளையாடுறத பார்த்துட்டு தானும் அந்த மாதிரி விளையாடணும்னு ஆசைப்படலாம் so it can either be prompted by another person or உள்ளேந்து ஸ்வயம் இன்ஸ்பிரேஷன் வரலாம் இப்படிதானே ரெண்டு விஷயங்கள் அந்த குழந்தைக்கு இப்ப பகவானுக்கு அந்த எக்ஸாம்பிளும் ஒட்டாது ஏன் ஒட்டாது ஸ்வதா திருப்தசிய ஸ்வதா திருப்தசிய ச நிவத்திய சதா அந்நதா கதம் அப்படிங்கிறார் எப்படி இது ஒட்டி வரும் ஸ்வயம் காமகா வரணும் ஸ்வயம் காமகா வரத்துக்கு சகா ஸ்வதா திருப்தசிய தா தன்னுள்ள தான் சந்தோஷம் அடைந்தவர் ஆத்மா ராமாக அவருக்கு வந்து இன்னொரு இடத்துல இருந்து சந்தோஷம்ங்கிறது தேவையில்லை அப்போ ஸ்வயம் திருப்தனாக இருக்கும் பொழுது there is no desire for him to prompt him to play enter into this சிருஷ்டி கிரமம் அப்போ ஸ்வதா திருப்தஸ்ய ஈஸ்வரஸ்ய கதம் காமஹா இந்த ஸ்வதஸ்திருப்தம்ங்கிறது இந்த காமஹாங்கிறதுக்கு ஆன்சர் இது அதுக்கப்புறம் சதா அந்நதா நிவத்தஸ்ய யாரோடையுமே அவருக்கு வந்து ஒரு அட்டாச்மெண்ட்ங்கிறது கிடையாது ஏன்னா த்விதீய வஸ்து கிடையாது அங்க அப்போ இன்னொரு இடத்துல இருந்து கிரீடத்தும் இச்சாங்கிறது எவ்வாறு வரும் இது இதோட சேர்த்துக்கணும் சதா எப்பொழுதுமே அந்நதா நிவர்த்தசிய இன்னொருவரிடமிருந்து நிவர்த்தகா விலகி இருக்கக்கூடியவர் விராகா விரக்தகா அசங்காது அல்லது அத்விதீயசிய ரெண்டாவது பொருள் அங்க இல்லைங்கும் பொழுது எப்படி இன்னொன்னுல இருந்து அவருக்கு கிரீடா இச்சாங்கிறது வர முடியும் கிரீடாயம் கேள்வி சூப்பவா இருக்கும் அதுக்கு ஆனா ஈஸியா தட்டிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை லீலாங்கிறச்சு அங்க வந்து காமகா வரணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு அவ்வளவுதான் அங்க இப்ப கிரீடாயாம் உத்தியமோ அர்பஸ்ய காமஹா சிக்ரீடிஷா அந்நதா ஸ்வதஸ்திருப்திய ச கதம் நிவத்திய சதா அந்நதா கிட்டுமா ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்யுத் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே நமஸ்காரம் நமஸ்தே பகனே தேங்க்யூ ஒரு இது